இப்போ நாம் சில்வரில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நவம்பர் லெவன் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அதனால் க்ரீன் கலரில் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு buy at sixty six thousand seven seventy eight அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் அது நல்ல ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சு இந்த பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் அப்புறம் ஓப்பன் ஆயிருக்கு செல் கால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆச்சு அது ஒரு டென் மினிட்ஸில் ஃபினிஷ் ஆச்சு அந்த செல் கால்க்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பைக் கால் ஆக்சுவலி அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேலே வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு அது ஒரு ஈவினிங்கில் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் அப்புறம் சிக்ஸ்டி ஃபோர் நைன் எயிட்டி நைனில் வந்தது நல்லா சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் இது பார்த்தீங்கன்னா sixty four thousand six fifty ஒனில் வந்துச்சு அதுவும் நல்ல மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கினபடி ஃபினிஷ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குது ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஈவினிங்கில் ஒரு செவன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மெகா சார்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஃபைவ் மினிட் சார்ட்டு ஸோ இந்த சார்ட்டில் நம்மளுடைய வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஜஸ்ட் நம்ம அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி தான் வந்து வைக்க போகிறோம் அதிலே வந்துட்டு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு ஏறப்போது பையிங்கில் இருக்குது அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு அதை வாங்கினா பை பண்ணால் என்ன பாயிண்டில் பண்ணலான்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் அதே மாதிரி டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணால் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்றதுக்கு ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் மேலே போது பாருங்கள் ஸோ அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி இந்த சார்ட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி ஒரு ஈவினிங்கில் ஆல்ரெடி ஃபைவ் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துருச்சு வந்து நல்லா ஒரு டென் மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது செவன் ஓ கிளாக் அப்புறம் ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு அதை இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு கேண்டில் கலரை க்ரீன் கலரில் மாற்றிச்சு மாற்றிட்டு buy at sixty six seven seventy எயிட்னு வந்துட்டு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா sixty six thousand nine hundred and forty four point ninety so நம்ம ஒரு ஃபஸ்ட் டாரட்னு எதிர்பார்த்தா இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் sixty six nine forty four வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க்கட்டான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் கிட்ட வந்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ரேஞ்சுக்கு கீழே இருந்துச்சு அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அங்கே கீழே பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் செவன் செவன்ட்டி ரேஞ்சிலேருந்து அப்பர் சைடு ரைஸ் ஆகி சிக்ஸ்டி சிக்ஸ் நைன் எயிட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி சில்வர் மெகா ஃபைவ் மினிட் சார்ட்டில் நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை